வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மைத்ரி ஓம் குருவே நமக என்று நாம் பார்க்க போகிறது உண்டு அக்டோபர் மாதத்துக்கான கன்னி ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் சரிங்களா நம்ம ஏற்கனவே நம்ம ஒவ்வொரு வீடியோவில் நம்ம சொல்லிட்டு வர மாதிரி ஒரு ஒரு ஜாதகங்கள் ஒரு ராசியில் ஒவ்வொன்றுமே இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருமே தனித்தனி வாழ்க்கை முறை தனித்தனி வித்தியாசங்கள் எல்லாருக்குமே இருக்கும் அப்படி இருக்கும்போது வந்து பொதுவாக பலன் சொன்னால் கண்டிப்பாக போடுறாரு நாம் எதன் அடிப்படையில் நம்ம இன்றைக்கி பலன் சொல்ல போகிறோம்னா தசா புத்தியின் அடிப்படையில் உங்களுக்கு இப்போ என்ன தசை என்ன புத்தி நடக்கிறன்னு ஒரு அடிப்படை அறிவு உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும் ஓரளவாக ஒரு ஐம்பது சதவீத பலனையாரும் உங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியும் சரிங்களா ஒரு ஜாதகத்தில் இந்த கிரகம் இப்படி இருக்கும் அப்படி இருந்து உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி நடக்கும் பொழுது இந்த கோச்சாரம் இன்றைக்கு இந்த கிரகம் இப்படி போயிட்டுருக்கு இல்லையா அது எந்த மாதிரி பலன் சொல்லணும் நம்ம அந்த அடிப்படையில் நம்ம சொல்ல போகிறோம் சரிங்களா இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு சூரிய தசை சூரிய புத்தி யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்கள வந்து ஒரு இந்த அக்டோபர் பதினைந்துலேருந்து அக்டோபர் முப்பதுக்குள்ளார குடும்பம் இப்போ திருமணமானவர்கள்னால் கொஞ்சம் பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா பேச்சாலேயே சில பிரிவினைலாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது தேவையில்லாத நீங்கள் வந்து தேவையில்லாத பேச்சு நீங்கள் யார்கிட்டே பேசி அதன் மூலயமா சரி கெட்ட பேர்களும் ஏற்பட வாய்ப்பு உண்டு அதெல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் செலவு ஏதோ ஒரு இதுக்காக பணத்தை சேர்த்து வச்சுருப்பீங்க ஏதோ ஒரு இதுக்காக திடீர்னு அக்டோபர் பதினைந்துலேருந்து முப்பதுக்குள்ளார அந்த காலகட்டங்களில் ஒரு திடீர் செலவு வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அடுத்தது வந்து யாருக்கெல்லாம் புதன் தசை புதன் புக்தி நடக்குதோ இந்த மாத காலகட்டங்கள் அதாவது அக்டோபர் மாதம் காலகட்டங்கள்லாம் வந்து பேச்சாலேயே அதிகமாக சம்பாதிப்புக்கான வாய்ப்பு ஓரளவு வரும் பணம் ஒரு ஒரு பக்கம் செலவு ஆகிட்டே இருந்தாலுமே இந்த புதன் தசை புதன் புக்தி நடப்பவர்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு கொஞ்சம் கையிருப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது இன்க்ரிமெண்ட்டு அந்த மாதிரி இருக்கலாம் நீங்கள் இந்த தடவை தாராளமாக உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த மாதத்தில் அடுத்தது கேது தசை கேது புத்தி ஒரு ப ஒரு இடம் மாற்றம் ஒரு பயணம் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டே இருப்பீங்க சரி பக்கத்து போயிடலாம் ஒரு பக்கத்து இந்த டீம்லேருந்து வேலையில் இன்னொரு இன்னொரு டீமுக்கு போகலாம் இல்லை பக்கத்து ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகலாம் அப்படின்னு நீங்கள் முயற்சி இருப்பீங்க இப்போ கேரளத்துக்கு கேரு புத்தி ஆனால் அது வந்து உங்களுக்கு வந்து சாதகமாக அமையாது கொஞ்சம் இழுத்தடிச்சிட்டே இருக்கும் இல்லைனா ஒரு சலிப்புங்கிற மாதிரி உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் சரி அப்புறம் போகலாம் இப்போ போ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதை அதை மட்டும் கொஞ்சம் தள்ளி போடுங்க அடுத்தது குரு டசா குரு புத்தி படிப்பு ஒரு குழந்தைங்களுக்கு படிப்பு செலவுக்கு அது அரண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் நல்ல டெவலப்மெண்ட்டாகவும் இருக்கும் இந்த கால இந்த மாத காலகட்டங்களில் நீங்கள் அதுக்கு பண்ணணும் உங்களுக்கே ஏதாவது வந்து சில விஷயங்கள் வந்து ஒரு கலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் படிக்கிற ஆர்வம் ஏற்படலாம் சரிங்களா யாரெல்லாம் யாருக்கெல்லாம் குரு தசை குரு புக்தி நடக்குதோ அவர்களுக்கு இந்த பலன் சரிங்களா அடுத்தது வந்து சனி தசை சனி புத்தி ஐந்து ஆறு ஐந்து ஆறு சனி ஐந்து ஆறுக்குரிய சனி வந்துட்டு ஐந்தாம் இடத்துலேருந்து ஆட்சி பெறுவதனால பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் இல்லை கலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் யாரெல்லாமே தொழில் செய்கிறீங்களோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு உழைப்புங்கிறது வந்து உங்களுக்கு அதிகமாக ஒரு வேலை வாங்கும் என்ன இதுக்கே நம்ம அதிகமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒன்றுமே கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஆரம்பத்தில் இருக்கும் சரிங்களா ஆனால் பிற்காலத்தில் வந்து அதுவே வந்து ஒரு உதவிகரமாக இருக்கும் அதுதான் ரொம்ப உங்களுக்கு அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எதை வெறுத்தீங்களோ எதை ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சீங்களோ அதனால் ஒரு மிகப்பெரிய பலன் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது சனி தசை சனி புத்தி இந்த மாதிரி காலகட்டத்துக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குது அடுத்தது செவ்வாய் டச செவ்வாய் புத்தி செவ்வாய் டச செவ்வாய் புத்தி இந்த மாதிரி யாருக்கெல்லாமே அப்படி நடக்கிறோம் நீங்கள் கொஞ்சம் வாடிக்கையாளர் இல்லை மற்றவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா ஒரு அடிதடி சண்டை கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குது நீங்கள் கொஞ்சம் தேவையில்லாத விஷயத்தில் வந்துட்டு மூக்க நுழைச்சி பேசுகிறதுனால மற்றவங்க வந்து உங்களை வந்து ரொம்ப த தவறாக நினைக்கிறதுக்கும் இல்லை ரொம்ப சண்டை போடுறதுக்கும் இல்லை கேஸ் வரைக்குமே கணவன் மனைவியாக இருந்தால் கோர்ட்டு கேஸ் வரைக்குமே போடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா அடுத்தது ராகு தசை ராகு புத்தி யாரெல்லாம் ரா யாருக்கெல்லாம் இப்போ ராகு தசை ராகு புத்தி நடக்கிறோ ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால வந்துட்டு அவங்க வந்து கொஞ்சம் வெளிநாடு முயற்சி செய்கிறது இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகள் இல்லை அந்த கன்சல்டேஷன் இங்கேருந்தே பார்க்கறது இது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து அதிக பணம் அவங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் அது இல்லாமல் தண்டை வழியில் ஒரு ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னா இந்த காலகட்டங்களில் இந்த மாதத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக உள்ளது அடுத்தது சுக்கர தசை சுக்கர புத்திங்க கொஞ்சம் அவ்வளவு சாதகமற்ற நிலைமைகள் இல்லை கிடையாது கொஞ்சம் செலவுகள் மருத்துவ செலவுகள் எல்லாம் கொஞ்சம் உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இல்லை கடன் கொடுத்துட்டு அதிகமாக பணம் இல்லாத கொஞ்சம் கஷ்டப்படுற காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும் சரிங்களா மற்றபடி உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகம் பலமாக இருந்துச்சு இல்லை கெட்ட கிரகம் பலமாக இருந்துச்சுன்னா அது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது ஒரு சாதகமான பலன்கள் ஓரளவு ஒரு ஐம்பது சதவீதம் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா வேறு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவோம்